இது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல I basically sorry hi guys நான் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோவில் என் மூஞ்சி கொஞ்சம் லைட்டாக மிச்சர் ஆயிடுச்சு அதனால தான் என் மூஞ்சை நான் கொஞ்சம் காட்டாமல் இருக்கேன் ஆ சரி அதுக்கப்புறம் பழையபடியே காட்ட ஆரம்பிச்சிடுறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ இவ்வளோ இடத்துல ஊதிக்க போகிறேன் அக்கா ஆவேசமாக குதிச்சதில்ல பேண்ட் ரெண்டாக கீஜி போச்சு பொதுவாக வெளிநாட்டில் எல்லாரும் மேரேஜ் அப்போ இந்தமாரி தான் பூ தூக்கி போடுவாங்க பின்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிப்பாங்க அந்தமாரி பிடிக்கும் போது தான் ஒரு சின்ன காமெடி பார்த்துக்கோங்க ரெடி வெயிட் பண்ணுற மூடிக்கு இருற நான் போடுவேன் பிடிச்சிக்கோ ஆ நான் பிடிச்சிட்டேன் ஆ நான் பிடிச்சிட்டேன் ஆ நான் பிடிச்சிட்டேன் <laughs> அப்பாடா போதும் மூடிட்டு ஏந்திரு அந்த பாப்போ அண்ணனை பிரிஞ்சு ரொம்ப நாளாக இருந்ததுனால கட்டி பிடிக்க வர மாதிரி தெரியலாம் பட் நடந்தது வேற அண்ணா போறபோக்கு நான் செருப்பு நடு எடுத்தேன் செருப்பு நடு எடுத்தேன் வாயா நீ போஸை பார்த்ததும் அக்கா எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிடாதீங்கோ அதுக்கு பேர் தான் டான்ஸு ஓ உன்னை காணாத நாள் பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்க தான் தெரியும் ஆனால் அவன் பையன் பண்ண வேலைக்கு ரெண்டாவது அக்கா ஜாலி இருக்கவே மாட்டாங்க ஏன்னா நடத்த சம்பவம் அந்த மாரியா பாப்பாவை ஆன்லைன் கிளாஸுக்கு வர சொன்னதுனால போகாம இருக்கிறதுக்கு இதுதான் வழின்னு சொல்லி இப்படி இடுப்பு உடச்சிக்கிச்சு அந்த கோயை வச்சு அடித்து ஆக்கி சாப்பிடாம இப்படி மேக்கப் போட்டு வச்சுன்னு போஸ் கொடுத்தா என்ன நடக்கும் இதுதான் நடக்கும் இல்லை எது கோயின்னு தெரில தயவு சிந்தி யானோ ஒருத்தர் குத்தி காட்டினோம் நம்பிடலாம் இதுதான் கோயின்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் வயசான காலத்தில் மூடிக்கிட்டு வீட்டில் இல்லாமல் வெளியே வந்து தாட்ட போடாதீங்க ஆட்டம் போட்டால் இதுதான் நடக்கும்னு இங்கே பாருங்க நாய்க்கு ட்ரெஸ்ஸை மாற்றுறது சட்டி மாற்றுறதோடு நிற்கிங்க அப்படி அதுக்கு மேலேயும் பண்ணிங்கன்னா இதுதான் கதி ஏன் ஜிம்மிக்கு நான் புது ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கோ எப்படி அழகாக இருக்கு உப்புமா அழுக்கி பார்க்கலாம் நம்ம அண்ணனுக்கு கண்ணு பின்னாடி இருக்கு போல அதனால தான் அப்படி கவுந்தடிச்சு வீராரு இதோ இருக்கு சார் வர நம்ம எப்பவுமே பூனியா இருந்தாலும் சரி புளியா இருந்தாலும் சரி அதுக்கிட்ட எப்பவுமே லிமிட்டோட தான் வச்சுக்கணும் இல்லைன்னா இப்படிதான் அசிங்கப்படுத்தும் போய்த்தல வந்தமா போனமான்னு இல்லாம இவ்வளோ கொடுக்குற மாதிரி செல்ஃபி எடுத்தா இதுதான் கதி நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படியே ஒன்று சொல்லு ஏண்டா வெட கோழி கடிச்சுன்னா வெளுத்து கட்டுறீங்களே அப்புறம் எதுக்கிட்ட அந்த போய் குறை சொல்லிக்கிறீங்க அதனால தான் மூஞ்சில ஒன்று குத்திச்சு எங்களை பார்த்தா அவ்வளோ இலக்காரமா மூதேவிக்கு பொண்ணோட எங்களை அடிச்சு நல்லா ஆக்கி சாப்பிட்றீங்களே ஏண்டா உங்கள் நெக்கில் காலையவே இல்லாமல் கண்ணை கட்டி காற்றுல விட்ட மாதிரி பாலை போடு பாலை போடனா வேறு எங்கே போடுவான் அப்படி போட்டானா நீ எங்கே பிடிப்ப ஆ போடு போடு அக்காவுக்கு தாராளமாக மனசு இருக்குது ஆனால் தாராளமாக மூளை இல்லையே ஏன்னா அது மண்டியில் இருக்கிற கொம்பை மறந்துட்டாங்கோ நம்ம தங்கச்சிக்கு தாராள மனசு இருந்ததுனால கொப்பிலே விடும் மண்டியிலே விழுந்துச்சு அதை வாழ்க்கையிலேயே வளர்க்க முடியாது எது எதுக்கு எது போடணுமோ அது அதுக்கு அது அது போடணும் அப்படி போலனா இப்படி தான் மூஞ்சிலே காரி துப்பும் அக்காவ் என்ன கர்மந்திருக்கிறது போகல முதல்ல சொன்னதான் இப்பயும் எது எதுக்கு எது போடணுமோ அது எதுக்கு அது போடணும் அப்படி போடலாம் என்ன நடக்கும் அதே தான் காரி துப்பும் வேணாம்னு சொல்லிட்டேன் வேணாம் வேணாண்டி வருமானதுலாம் எப்படி தொலைகிறீங்களே தெரில என்னடா அந்த குரங்கு இப்படி குறுகுறுன்னு பார்க்கத்தானே பார்க்குறீங்க கவலைப்படுங்க அதுக்கு பயங்கரமாக ஒன்றுக்கு முட்டிச்சு அதனால தான் பார்க்குது ஆனால் அதுக்குள்ளே ஒரு லூஸ் என்ன பண்ணி வச்சுட்டு பாருங்க ஐயோ ஒன்றுக்கு முட்டிக்கிச்சே ஐயோ இவ்வளோ வாட்டி ஷூட்டிங் வேறு எடுத்துக்கிறேன் தான் நீ மூஞ்சில் வாங்கிக்கோ ஹலோ காய்ஸ் இதோட வீடியோ முடியுது ஆ ஓகே எனக்கு ஒரு முக்கியமான பதில் சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த அனிமல்ஸ் கூட டப்பிங் பண்ணுறது பிடிச்சிருக்கா இல்லை அந்த மனுஷங்க கூட டப்பிங் பண்ணுறது பிடிச்சிருக்கா இல்லைனா ரெண்டுமே கலந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போகிறேன் நான் தயவு செஞ்சு எது பிடிச்சிருக்கோ அது கமெண்ட்டில் சொல்லுங்கள் எது அதிகமாக வந்திருக்கோ நான் அந்த வீடியோ மட்டும்தான் அதிகமாக போடுவேன் ஓகே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அதே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தங்கு தட்டி விட்ருங்க பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள் பாய் பாய் டாட்டா